எம்எல்ஏக்களுக்கு லெட்டர் எழுதுற ஒரே முதல்வர் வந்து இவர் தான் நினைக்கிறேன் எங்களால முடியல நீங்களாவது செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கணும் தவறான அணுகுமுறைன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து கஞ்சாவை தடுக்கணும்னா போலீஸ்காக ஸ்ட்ரிக் பண்ணி எந்த இடத்துலையும் வந்து அவங்க வராம பாருங்க என்ன ஒரு கொடுமை பாருங்க ஃபெடரல் பேங்க்ல இந்த இருக்கிற அண்ணா நகர்ல பட்ட பகல்ல அந்த இடத்துல வந்து அவ்வளவு துணிச்சலா வந்து பைக்கில் கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியும் சிசிடிவி இருக்குன்னு தெரியும் ஆனாலும் வந்து இவ்வளோ துணிச்சல் எங்கேருந்து வந்தது போலீஸ்க்கு வந்து இது மிக மிக பெரிய ஒரு கெட்ட பேர்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக அந்த அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவு மோசமாக இருக்கின்றதுக்கு இதை விட எடுத்துக்காட்டு தேவையில்லை அதை பிடிக்கிற போலீஸ்காரங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வந்து பரிசுன்னு அறிவிக்க வேண்டிய இழிநிலை இன்னைக்கு இருக்கு எந்த எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதே புக்கு இப்போ கஞ்சா பிரச்சனை வந்திருக்குன்றத நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருக்கீங்க இதே ஊடகங்கள்கிட்ட ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அந்த பிரச்சனை தலை தூக்கும் பொழுதே அதை வந்து ஒடுக்கிய ஆட்சி அந்த நிடப்பாடியான ஆட்சி இன்னைக்கு அதே இது எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக போயிருக்குன்றதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க இதுக்கு வந்து எம்எல்ஏக்களுக்கு லெட்டர் எழுதுகிற ஒரே முதல்வர் வந்து இவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று எம்எல்ஏக்களுக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு அவர் நினச்சிருக்கணும் இல்லை எங்களால் முடியல நீங்களாவது செய்யுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும் இது ரெண்டுமே வந்து தவறான அணுகுமுறைன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கஞ்சாவை தடுக்கணும்னா போலீஸ்காரங்களை ஸ்ட்ரிக் பண்ணி எந்த இடத்துலையும் வந்து அவங்க வராமல் பாருங்கள் அந்த சோர்ஸில் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அந்த சோர்ஸில் வந்து பிளாக் பண்ணுறதுன்னா எந்த இடத்துல இருந்து அந்த கஞ்சாவும் மற்ற பொருட்களும் வருதோ அந்த இடத்த அரெஸ்ட் பண்ணணும் இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் ஏன் வந்து இதை விடுறாங்க அப்படின்னா போலீஸ் துறைக்கு இன்னும் சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கட்சி தலையீடு இல்லாமல் கட்சி பிரமுகர்கள் தலையீடு இல்லாமல் இருந்தாங்கன்னா அது போதும் யார் செய்கிறாங்கன்றது அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லை ஏன்னா ஒரு வகையில் அந்த நபர்கள் வந்து அரசாங்கத்திலே இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து இதை வந்து தடுக்கணும் அது வந்து அவங்களுடைய கடமைன்னு நான் நம்புகிறேன் ஒரு மிக தவறான ஒரு செயல் அதில் வந்து என்ன என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது வந்து ஒரு நிதியமைச்சர் மேலே வந்து ஒரு செருப்பு எடுத்து அடிக்கிறதுன்றது செருப்பு எடுத்து வீசுறதுன்றது அது வந்து அந்த இடத்துல தேசிய கொடி மேலே அந்த செருப்பு போயிருக்கிறது தவறு அவங்க வந்து கண்டிப்பாக அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் இது எந்த காரணமும் கிடையாது வந்து பாஜக வந்து ஒரு சிறுபான்மை கட்சிக்கு மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விலகிருக்காரு அவரே கட்சி அதை பற்றி நான் அது அடுத்த கட்சியோட பிரச்சனை அதில் நான் கமெண்ட் பண்ண விரும்பல ஆனால் நீங்கள் கேட்டதுக்கு பதில் இதுதான் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதில் வந்து வன்முறை வந்து அது தீர்வு கிடையாது நான் நம்புகிறேன் அது வந்து அதுவும் இந்த மாதிரி ஒருத்தரை இழிவுபடுத்துறதுன்றது தீர்வே கிடையாது ஓகே அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இன்னைக்கு கொடி பறந்துகிட்டு இருக்குது இது வந்து ஒரு தேசிய கடமை என்று நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து பிஜேபியோட முயற்சின்னு நான் நினைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொரு தேசபக்தியுடைய ஒரு குடிமகனும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எழுபத்தைந்து ஆண்டுகள் இன்னைக்கு வந்து ஒரு நாடு முழுமையாக இருக்கின்றதே நமக்கு பெரிய பெருமைன்னு நினைக்கிறேன் அந்த பெருமைக்கு வந்து அன்னைக்கு சொன்ன வார்த்தை அது ஏன்னா இந்தியா வந்து ஒரு தேசமாக இருக்கும்னு யாருமே நம்பலை அன்னைக்கு உலகத்தில் ஆனால் இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்து பீடுநடை போட்டு கொண்டிருக்கிறது நமது பாரத தேசம் என்பது நம்ம எல்லாருக்குமே பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் தேசபக்தி என்பது அசைக்க முடியாத ஒன்று என்பதை இங்கே இருக்கிற பிரிவினை சக்திகளுக்கு மக்கள் சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் அது வந்து இல்லை கண்டிப்பாக இதில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்க அவங்க தான் ஏன்னா ஆவின் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அந்த ஒரு ஆறு பர்சன்ட் அதில் வந்து குறைவாக பேக் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து இர்ரிஃபூட்டபிள் கரப்ஷன் அது வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் இருக்க முடியாது ஏன்னா அது மெக்கனைஸ்டாக பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பால் இது மட்டும் குறையாக இருந்ததுன்றத வாய்ப்பே கிடையாது அது கண்டிப்பாக வந்து சென்ட்ரலாக முடிவெடுத்து அதிகாரிகள் அளவில் அந்த முடிவு எடுத்து பண்ணால் தான் அது நடந்திருக்கும் அது கண்டிப்பாக வந்து கோர்ட்டுக்கு போனால் அது வந்து மிகப்பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆவினை பொறுத்த வரைக்கும் அதை செஞ்சு தொலைநோக்கு பார்வையோட ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரிக்யூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மாதிரி இரண்டு மடங்காக மாற்றி காட்டியது அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி இந்த பதினைந்து மாதங்களில் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்துருக்குறீங்க எத்தனை புது பேஸ்டரைசேஷன் யூனிட் வந்திருக்கு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்களுக்கு கவனம் இல்லை எதில் வந்து பணம் சம்பாதிக்கலான்ற ஒரே நோக்கில் நடந்துகிட்ருக்கு நான் நம்புகிறேன் இது வந்து ஒரு மிக நல்ல நிறுவனம் இந்தியாவிலேயே நந்தினி கடுத்து ஆவின் தான் அப்படின்ற பேர் எடுத்தோம் நம்ம வந்து இப்போ அந்த பேரை இழந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து திமுக ஆட்சி இதில் மிக மிக தவறான அணுகுமுறையில் இருக்கிறாங்க கண்டிப்பாக அதை மாற்றி ஆகணும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து அந்த பயிற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தேடி போகக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு அரசாங்கத்து மூலமாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் துவங்கி நடத்தி கொண்டிருந்த பயிற்சி மையங்கள் என்ன ஆயிடுச்சு அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன் அவங்க சொன்னது தவறான ஒரு ஒரு வாக்குறுதி நிறைவேற்றவே முடியாத ஒரு வாக்குறுதியை வந்து அழுத்தமாக பதிவு செஞ்சுட்டு இன்றைக்கி பதினஞ்சு மாதம் கழித்து இருந்துகிட்டு இருந்த ட்ரைனிங் சென்டர்ஸையும் காலி பண்ணுறது எந்த நியாயம் அது வந்து இளைஞர் சமுதாயத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம்னு நான் நினைக்கிறேன் சப்ஜுடிஸில் அதை போய் பேசுறது முறையாக இருக்காது கண்டிப்பாக வந்து அந்த எடப்பாடியார் தலைமையில் நடந்த அந்த பொதுக்குழு முறையான முறையான விதத்தில் நடந்தது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் கோர்ட் வந்து நல்ல தீப்பு தரும்னு நான் நம்புகிறேன் வந்து அரசியல் வந்து கல்விக்குள்ளே தலையிட்டது இதுக்கு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து திரள விட்டது அந்த இடத்துல அது வந்து தமிழக போலீஸ் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான போலீஸ்ன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இழுக்கு அந்த துறை வச்சிருக்கிற முதல்வர் தான் இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்கணும்னு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் கல்வித்துறை அமைச்சரும் அங்கே இருந்திருக்கணும் நான்கு நாள் கழித்தும் கூட அங்கே அவர் போகலை உதயநிதி அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே இருந்தது முக்கியம் நினச்சாரு சபரீசன் அவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது முக்கியம் நினச்சிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவர் அங்கே முதல்ல வந்து இதை ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு அதை அணுகி இருக்கணும்னு நினைக்கிறேன் இது ரெண்டு தான் வந்து இதில் பெரிய தவறாக நடந்தது மற்றபடி வந்து பொதுவாக இப்போ இந்த பதினைந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து இறப்பு என்பது அந்தந்த இடங்களில் அது ஆசிரியர்கள் பிள்ளைகள் உறவு நிலை இவ்வளோ மோசமானது காரணமே அந்த கல்வித்துறை பொறுப்புன்றது மிக மிக முக்கியமான பொறுப்பு அதில் வந்து நீங்கள் இருக்கிறதுல பெரிய பட்ஜெட் இருக்கிற துறை அந்த துறையில் இருக்கிறவருக்கு மற்ற வேலைகளை கொடுக்கக்கூடாது நீங்கள் நீங்கள் வந்து கட்சி பணிகளோ மற்ற பணிகளோ வந்து இல்லாமல் முழு நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் வந்து அந்த துறையில் வந்து நீங்கள் ஏதோ கொஞ்சமாவது சாதிக்க முடியும் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நேர கல்வியாளரை கல்வித்துறை அமைச்சராக நீங்கள் போடணும் அது போட்டிங்கன்னா தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறேன்